வேதம் சொல்கிறது உங்க துதிகளில கத்தர் வாசம் பண்ணணுமா எல்லாத்தையும் தூக்கி வெளியே எரிஞ்சிட்டு ஆராதிப்பது மாத்திரம் எனக்கு மேன்மை ஆண்டவரே உங்களை ஆராதிப்பது மாத்திரம் எனக்கு பண ஆண்டவரே எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் எல்லா மாட்சிமையும் என் கத்தர் ஒருவருக்கே ஓர் அபாஷன மனமும் துருவி நிமிரிபியா கருவி இந்த அழைப்பிக்கும் ஆண்டல நோக்கத்துக்காக என்னை அழைத்தீர் என்று எனக்கு தெரியப்படுத்தும் ஐயா உடைய சித்தத்தை உங்க சித்தத்தை அறிகிற அறிவை எனக்கு காட்டும் ஆண்டவரே எனக்கு தெரியப்படுத்தும் ஐயா ஒரு நோக்கத்தோடு ஓடத்தக்க பலனை எனக்கு தாங்க ஒரு லக்கோடு ஓடத்தக்க பலனை எனக்கு தாங்க உமக்கு பிரியப்படுகிற வழியிலே ஓடுகிற பலனை எனக்கு தாங்க தெரிந்து கொண்டீர் அதை கெட்டியாய் பிடித்துக் கொண்டு அசையாய் ஓடுகிற ஒரு அனுபவத்தை எனக்கு தாங்க கலப்பையில கை வச்சுட்டு பின்னிட்டு திரும்ப கூடாது கண்டவரே ரீரப ஒரு காரியத்துக்கும் கத்த நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டார் அவருக்கு அவருடைய ஊழிய நிறைவேறணும் அவருக்கு அவருடைய வேலை நிறைவேறணும் அவர் நினைத்தது நம்மளால நடக்கணும் நூற்றி இருபது வருஷம் வரை மோசையை ஒரு நோக்கம் உண்டு நூற்றி பத்து வயது வரை யோசுவாவை வைத்திருந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வருஷம் வரை மெத்தூசலாவை வைத்திருந்தது கூட நோக்கம் உண்டு கத்தர் யாரையும் பூமிக்கு பாரமாய் வைக்கிறது இல்ல சொல்லுங்க உங்க அழைப்பு ஆண்டவரே எனக்கு உறுதிப்படுத்தும் உங்களுடைய அழைப்பு என்னங்கிறது தெரியப்படுத்தும் என்னை எதற்காய் அழைத்திருக்கிறீரோ அதை பிடித்துக் கொண்டு ஆசையாய் உமை தொடர நான் இந்த வேலையில தருகிறேன் ஆண்டவரே ஒப்பு கொடுப்பீங்களா ரூபா சபல பரவி குருபி அந்தரமா தீமாந்தோரோ நீமாந்தூருபி நபரமாங்கரமா நன்றி வல்லவர் வல்லவர் வல்லவர் வல்லவர் வல்லவர் வல்லவர் வல்லவர் இத்தனை நாட்கள் நீர் என்னை கைவிடல் ஆண்டவரே இத்தனை நாட்கள் நீர் என்னை விட்டு விலகவில்லை ஆண்டவரே இத்தனை நாள் உடைய கரம் எனக்கு எதிராய் திருமணதில் ஆண்டவரே சத்துரு எனக்கு எதிராய் வெள்ளம் போல வரும் பொழுது அவையானவர் எனக்காய் கொடியேற்றினீரே நான் அதை நினைச்சு பாக்குறப்பா அதை நினைச்சு பார்க்கிறேன் தேசங்கள் சம்பவித்து சம்பவித்தது ஆண்டவர் தேசங்கள் எல்லாம் நிலை குலைந்து நின்றதப்பா பொருளாதார நிலைமையில எல்லா கத்தாவை கீழாய் போய் கொண்டிருந்த பொழுது என்னை அணுதினமும் திவ்ய போஜனத்தினால் என்னை போஷித்த தேவனே என்னை அன்பாய் அழகாய் உடுத்து உடுத்துவித்த என் அன்பின் தேவனே சொல்ல முடியுமா ரூபா சாந்தராபியாங்குரு விலவரபான் குருமனமன் துருவி நான் துருவி நமன் துருவிலே வரவா கருவி துருபு துருவி எல்லாவற்றுக்காய் நன்றி எங்களுக்கு பாராட்டின தயவு இறக்கங்களுக்காய் நன்றி துண்டா துணையா எங்களோடு கூட இருந்து உன்னத பலத்துக்காய் நன்றி வல்லமைக்காய் நன்றி ஆண்டவரே பாவத்தில் இருந்து கத்தாவே நாங்கள் உள்ள விலகாதபடி எங்களை மீட்டெடுத்த ஒரு அன்பின் நன்றி das criminais. அடைப்பான் ஓராயிரம் கதல்களை கதவுகளை உங்களுக்கு எனக்காய் திறந்து வழிவிடுகிற தேவன் உண்மை நம்பிடுவேன் சொல்லுங்க சொல்லுங்க உண்மை நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் ஆண்டவரன் உண்மை பின்தொடர்வேன் இறுதி வரை மரணம் வரை உண்மையே தொடருவேன் உண்மை பின்தொடர்வேன் சொல்லுங்க Yeah. Amen. விடாமல் நடத்தியவர் என்னையும் என் தாயின் கண்ணில் அப்படி கட்டளை என் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது நீரின் నువ్వు లెక్క ప్రయోజనం సున్నాను செய்யக்கூடிய சொல்லுவாங்க நாடு மேய்க்க போக சொல்லுவாங்க நாடு மேய்க்க போக சொல்லுவாங்க கடைசிக்கு பட்டி மேய்க்க போக சொல்லுவாங்க உன்னை பார்த்து நீதான் எனக்கு வேணும் நீதான் எனக்கு வேணும் எனக்கு பிடிச்சது நீ வந்தீங்க அப்பா வெளிச்சம் உடைய அன்பு மட்டுமே ஆண்டவர் நீங்க எனக்கு தைத்திருக்கிற மேன்மை மட்டுமே மழைப்பு மட்டுமே ஆண்டவரை சொல்ல முடியுமா கிருபை என்ன என்னை காத்ததாக வாழ்ந்து கொண்டிருக்கேன் எத்தனை பேர் என்னை அழிக்க கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க எஸ் ஓ மாஸ்டர் என்னை நாடத்தும் எஜமானே அழைப்பு இருந்ததால் நான் போகவில்லை எஸ் நான் கைவிடப்ப கத்தனாலே வாழ்ந்து கொண்டிருக்க உங்க அன்புக்கு நிகரே கிருபை என்ன கத்தனாலே வாழ்ந்து கொண்டிருக்க உங்க need get que நேசிக்கிறேன் இவ்வளவாய் உனிலே பிரியமா இருக்கிறேன் உன் இருதயத்தில் இவ்வளவா இருக்கிற இவ்வளவு நான் நேசிக்கிற வாயில ஆண்டவரை அவன் நிரூபித்து காட்டவர் காட்டியவர் நீர் மட்டுமே நிரூபிச்சு நான் இவ்வளவு அவனை நேசிக்கிறேன்னு தன் ஜீவனை கொடுத்து ஆண்டவரை காட்டினவர் நீர் மட்டும்தான் ஆண்டவரை நீர் மட்டும்தான் அப்பா தாழ்மைகள் குறைந்து தாளந்துகள் குறைந்து அழகு குறையும் போது உலக என்னை ஒதுக்கி வை ஆண்டவரேன் முதிர் வயது வரை தள்ளாடுகிற வரை என்னை ஏந்துவதாய் சுமப்பதாய் வாக்களித்தீரே அது நீங்க மட்டும்தான் ஆண்டவரே அது நீங்க மட்டும்தான் ஆண்டவரே சொல்ல முடியுமா அது நீங்க மட்டும்தான் ஆண்டவரே உங்க அன்புக்கு நிகரே